அனைவருக்கும் வணக்கம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற இந்த எட்டுக்குடி முருகன் கோயில் மிகவும் புகழ் வாய்ந்தது எட்டுக்குடி முருகன் கோயிலில் சித்ரா பௌர்ணமி மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இது பத்து நாட்கள் இந்த விழா நடக்கும் இந்த முருகன் தலத்தில் சஷ்டி விரதத்தையும் கௌரி விரதத்தையும் ஒன்றாக கடைபிடிக்கிறாங்க அது இங்கே சிறப்பு உட்பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா முருகனோட போருக்கு சென்ற ஒன்பது வீரர்களோட சிலைகள் இங்கே இருக்குது நாகப்பட்டினத்துக்கு அருகில் இருக்கிற பொருள் வைத்த சேரி அதாவது இப்போ புறவாச்சேரின்னு சொல்லுவாங்க அங்கே ஒரு சிற்பி இருந்தாராம் அந்த சிற்பி வந்து ஆறுமுக கொண்ட ஒரு முருகனை செய்து அழகாக செய்ததை பார்த்து ப அப்போ அந்த காலத்தில் இருந்த பரந்த சோ பரந்த சோழ மன்னன் அவர் பார்த்து அதை ஆச்சரியப்பட்டு அவர் அந்த அழகில் மயங்கினாராம் அந்த சிலையோட அழகில் அப்போ இதுமாரி இன்னொரு சிற்பி செய்ய இதுமாரி செய்யக்கூடாது அப்படிங்கிறது அந்த சிற்பியோட ஒரு விரலை உடச்சிட்டாராம் அப்புறம் சிற்பி வருந்தி இன்னொரு ஊருக்கு போய் அந்த ஒரு விரல் உடஞ்ச விரலுடைய மற்ற இன்னொரு சிலையை செஞ்சாராம் அங்கே இருந்த குறுநில முன்னன் முத்தரசன் என்பவர் அந்த அந்த சிற்பி செய்த அந்த மயிலுக்கு ஒரு உயிர் வந்து பறக்க ஆரம்பிச்சிச்சான் அதை எட்டிப்பிடி அதை எட்டிப்பிடி மயிலை பிடி அப்படின்னு சொல்லும் போது வீரர்களை ஓடி பிடிச்சாங்களாம் அந்த மயிலோட ஒரு விரலையும் உடச்சிட்டாங்களாம் அது அப்படியே சிலையாக நின்று போனிச்சான் அந்த அதனால தான் எட்டிப்பிடி அப்படிங்கிறது எட்டிக்குடி இப்போ எட்டுக்குடி அப்படிங்கிற இந்த ஊருக்கு பேர் வந்தது இந்த எட்டுக்குடி முருகன் நீங்கள் பார்க்குற மனநிலைமைக்கு ஏற்ப அவர் காட்சி தருவார் அப்படிங்கிறது தொன்மையான நம்பிக்கை இதுதான் சித்தர் வான்மீக ஜீவசமாதி இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு நினைக்கிறவங்க காலையில் நாலரை மணிலேருந்து மதியம் பன்னெண்டரை மணி வரைக்கும் திறந்திருக்கும் மாலை நாலரை மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் என்ன வியூவர்ஸ் வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் அந்த பெல் லைக்கனே கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி